Thank you. சார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் என்ன எமோஷன் அப்படியே இருக்க புரிஞ்சுக்கிட்டேன்ல சார் மைண்டை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் என்ன எமோஷன் அப்படியே இருக்க சரியான மாதிரி தெரிலையே நீங்கள் எல்லாம் போயிடும் நீங்கள் போன மாதிரி தெரிலையே அப்படிங்கிறீங்க ஃபேன் வந்து சுவிட்ச் போடுறோம் அஞ்சில் வச்சுருக்குறோம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் உடனே நின்றுமா அஞ்சின் மேகம் நாலரை நாலு மூன்றரை மூணு ரெண்டரை ரெண்டு ஒன்றரை ஒன்று நின்று அந்த சைபருக்கு நின்று எனக்கே நிறுத்தி பார்த்தீங்க அவ்வளோ பொறுமை எனக்கு ஏது சார் அப்படின்னு கேட்பீங்க அதை நின்று நிறுத்தி பார்க்குறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும் ஆர்டிஃபிஷியலாக கொடுத்த ஒரு இயக்கத்தை நிறுத்துறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னா பலகாலமாக ஒரு ஃபேக்ட்ரி சுற்றிக்கிட்டே இருக்குது இப்போ தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக செட் டவுனு ஆகும் நி அதாவது அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேருந்து நிதானத்தன்மைக்கு முல்ல முல்ல வந்துடும் எப்போ வந்துடும் எப்போ வந்துடும்னு ரெக்கையை போட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா